பொன்னியின் செல்வன் படத்தில் நந்தினி குந்தவை ரெண்டு பேரும் சந்திக்கிற காட்சியை ரொம்பவே அழகாக காட்டியிருப்பாங்க அதே சந்திப்பை கல்கி அவரோட புத்தகத்தில் வார்த்தைகளாலே அபரிமிதமாக வர்ணிச்சிருப்பாரு அதை அவரோட வரிகள்லேயே பார்க்கலாம் வாங்க நந்தினி பொன் வர்ண மேனியாள் குந்தவை செந்தாமரை நிறத்தினாள் நந்தினியின் பொன்முகம் பூரண சந்திரனைப் போல் வட்ட வடிவமாய் இருந்தது குந்தவையின் திருமுகம் கைதேர்ந்த சிற்பிகள் வார்த்த சிலை வடிவத்தைப் போல் சிறிது நீளவாட்டமாய் இருந்தது நந்தினியின் செவ்வரியோடிய கருநிற கண்கள் இறகு விரித்த தேன் வண்டுகளைப் போல் அகன்று இருந்தன குந்தவையின் கருநீல வண்ண கண்கள் நீலோத்பலத்தின் இதழைப் போல் காதளவு நீண்டு பொழிந்தன நந்தினியின் மூக்கு தட்டையாக வலுவலுவென்று தந்தத்தினால் செய்தது போல் திகழ்ந்தது குந்தவையின் மூக்கு சிறிது நீண்டு பன்னீர் பூவின் மொட்டை போல் இருந்தது நந்தினி தன் கூந்தலை கொண்டை போட்டு மலர் செண்டுகளைப் போல் அலங்கரித்திருந்தாள் குந்தவையின் கூந்தலோ இவள் அழகின் அரசி என்பதற்கு அடையாளமாய் சூட்டிய மணி மகுடத்தைப் போல் அமைந்திருந்தது